வணக்கம் இன்னைக்கு வந்து நான் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி வந்து செஞ்சு காட்ட போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சியான ஆனியன் ரிங்ஸ் வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு வந்து நீங்கள் கெச்சப்போ இல்லை வந்து டொமேட்டோ சாஸோ வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆனியன் ரிங் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய சைஸ் ரெண்டு ஆனியன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பெரிய சைஸ் எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து ரிங் வந்து நல்லா பெருசாக வரும் இப்போ இதை கட் பண்ணிடலாம் இது மாதிரி இருந்தால் போதும் இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வந்து இருந்தால் போதும் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாமே இருக்கிறது எடுத்துடலாம் இந்த மூணு ரிங் கிடச்சிருக்கு ஆனியன் ரிங்ஸ்லாம் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு பவுல் வச்சுக்கிறேன் அதில் ஒரு கப் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைன்னா மைதா எது இருக்கோ உங்ககிட்ட அதை சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுறேன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து இந்த ஆனியன் போட்டு சும்மா ஜஸ்ட் இப்படி பண்ணிக்கலாம் இந்த மாவு நல்லா போட்டாகிற மாதிரி இந்த ஆனியனில் படுற மாதிரி பண்ணிக்கலாம் அது மாதிரி பண்ணிவிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க valorisons இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதே மாவில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து சேர்த்துறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெப்பர் பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் இது வந்து பேப்ரிக்கா பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்ககிட்ட பேப்ரிக்கா பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து பிளெயின் சில்லி பவுடரே வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கலருக்கு தான் இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இட்லி மாவுக்கு எப்படி திக்காக இருக்கும் அதை விட வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் இது மாதிரி நல்லா திக்காக வந்து கரைச்சிக்கோங்க ஸோ நல்லா கரைச்சாச்சு இது இருக்கட்டும் பேனில் பாருங்கள் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சூடாகிட்டு இருக்கு இப்போ ஆனியன் எடுத்துகிட்டு இந்த மாவில் போட்டுடலாம் போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கலாம் இதை இதை வந்து நான் பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கேன் இதில் போட்டுடலாம் பிரெட் கிரம்ஸ் வந்து நல்லா சுற்றி போட்டுக்கோங்க இப்போ நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இது மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஆயில் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க ஒரு பேட்ச் போடுறது மட்டும் இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா வந்து எண்ணெயில் போடுங்க ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா போடுறதுக்குள்ளே தீஞ்சிரும் அதனால் ஒரு பேட்ச் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஒரு ஆனியன் ரிங்காக உள்ளே போட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் அந்த சைடு வேகட்டும் இப்போ ஒரு சைட் ப்ரௌன் ஆயிடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்மளோட க்ரன்ச்சியான ஆனியன் ரிங் வந்து ரெடி பண்ணிட்டேன் இதில் நடுவில் வந்து நான் சாஸ் வச்சுருக்கேன் சில்லி சாஸ் வச்சுருக்கேன் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லை டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று தொட்டு காமிக்கிறேன் சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு உடச்சும் காட்டுறேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே இருக்க ஆனியன் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கு உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கும் இதே மாதிரி கிறிஸ்பியான ஆனியன் ரிங் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சிங்கப்பூர் ஸ்டைல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்